ஸோ காய்ஸ் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான கடன் தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ பல பலபலான்னு பேசாமல் கடனுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சஸ்பெண்டான ஐடி எப்படி எடுக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா எப்படி அன்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஐ ஐடியா வந்துட்டு அன்பன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல ஓகேவா அதனால் மட்டும் தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போடுறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோவுக்கு உள்ள ஆப்போட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை குரோம் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வீடியோ வந்துட்டு காமிச்சிடறேன் நான் ஸோ அப்படியே வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க கைஸ் ஓகேவா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம் ஓகேவா அந்த லிங்க்கை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதில் காப்பி பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அப்படியே வந்துட்டு டேக் மீ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க டேக் மீ அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்துட்டு சப் அண்ட் ஹிட் பெல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்துட்டு கிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ரீடைரக்ட் ஆகும் ஓகேவா ஸோ அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப்னு வந்துட்டு காமிக்க நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஹிட் பெல்ங்கிறது காமிச்சனால ஆளுங்கிறத கொடுத்துருங்க ஓகேவா கைஸ் அப்படியே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க வெளியே வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஷேர்னு வந்துட்டு காமிக்கு ஸோ யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஓகேவா கைஸ் அந்த வீடியோ வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் friends free fire free fire விளாட்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து தொட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு குரூப்பை ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா கைஸ் குரூப் ஷேர் பண்ணி வந்துட்டு அப்படியே வெளியே வெளியே வந்துடுங்க ஸோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ டிக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்துடுறேன் ஓகேவா வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த லிங்க் வந்துட்டு அன்லாக்னு காமிக்க வைக்கா கைஸ் அந்த அன்லாக் வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன் லிங்க்னு வருது கெட்லிங் வந்துட்டு கிளிக் பண்ணுற வைக்கா கைஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் க்ளோன் பண்ணிங்க ஓகேவா கைஸ் க்ளோன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு அன்பான இருந்துச்சுன்னா ஒர்க் ஆனிச்சுன்னா சைக்கிள் கமெண்ட் செக்ஷனில் ஓப்பன்